வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் டூ அதாவது இன்றைக்கி எக்ஸ்பைரி டே ஸோ எக்ஸ்பைரி டேலாம் இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் ஆக்சுவலி செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு sell at thirty six thousand four eighty nine point ninety அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா thirty six thousand three hundred and ninety eight அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது ஸோ இது நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு எக்ஸ்பைரி டேயில் ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல் கால் வந்து வந்திருக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டில் கலரோட சேர்த்து வந்து ஜென்ரேட் ஆகும் அதாவது இப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னோன்னே நமக்கு இப்போ பாருங்கள் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு வந்துச்சுல ஸோ அதே மாதிரியே தான் பை ட்ரெண்ட் வரையில் நமக்கு அடுத்து கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா அது க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் ஓப்பன் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணிக்கோம் அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் கலர்ஸ் எல்லாமே சேமாகவும் இருக்கும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணிங்கனாலே போதும் கேண்டில்னுடைய கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட பாருங்கள் செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ரெட் கலரில் போய்கிட்டு இருக்கு ஸோ யார் வேணாலும் இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஓகே கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் பேங்க் நிஃப்டி இப்போ வந்து ஒரு செல் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு லெவன் ஃபிஃப்டிலேருந்து இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான் இருக்குது sell at thirty six thousand four eighty nine point ninety அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பாயிண்ட் ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போகணும்ல அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் அது கீழே இருக்கிற டார்கெட்ஸ் மேலே இருக்கிற ஸ்டாப்லஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் கலரோடு சேர்த்து உங்களுக்கு எவ்ரிடே பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கு ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு லெவன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு வந்திருக்க இந்த கால் இப்போதைக்கு ஒரு டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம இதை டார்கெட்டை ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப்லாஸா அப்படின்றத டேரெக்டாக நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபோர்டீன் ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் சைடில் இறங்கினாலும் thirty six thousand four hundred range பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது பட் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty six three ninety eight so thirty six thousand four hundred ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அது நமக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு தான் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட் டாரட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ரீச் வந்து கொடுத்துருக்கு ஸோ நமக்கு thirty six thousand four eighty